குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்ம லக்ஷ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது தனுசு ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி அதாவது ராசியிலேயே கேதுவும் சனியும் சஞ்சரிக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் மிருண ஏழாம் இடமான மிருணத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த காலம் தனுசுவிற்கு எப்படி இருக்கும் சனி இருக்கார் கேது இருக்கார் அடுத்தது குரு வந்து ஒரு வக்கரகரியில் கொஞ்சம் உள்ளார வந்துட்டு போவார் சரிங்களா இது என்னென்னா பல நேரங்களில் நீங்கள் உங்கள் சிந்தனைங்கிறத வந்து ஆன்மீகம் சார்ந்தே ஈர்க்கப்படும் அல்லது ஆன்மீக விஷயங்களில் இயல்பாகவே உங்கள் நாட்டம் அதன் மீது செல்லும் சரி நீங்கள் எடுக்கும் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து அடுத்தவர்களிடம் நீங்கள் கேட்டு தான் செய்யணும் ஏன் ஏன்னா நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தான் இயல்பாகவே நீங்கள் செய்வீங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு டபுள் மைண்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பீரியடில் வராங்க ஏன்னா சனியும் கேதுவும் ராசியிலேயே இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா ஒரு நிலையான புத்தியில் உங்களை என்றைக்குமே விடவே விடாது உங்களோட தசா புத்தி ஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த கோச்சாரம்லாம் உங்களையெல்லாம் ஒன்றும் பண்ணாது இதுவே நானும் சொல்கிறேன் சரிங்களா சில பேர் வந்து ஜாதகமும் வீக்காகி கோச்சாரமும் இன்றைக்கி வீக்காக பாருங்க தனுசுவும் பாதிப்பு பாதிப்படைய செய்யுது கண்டிப்பாக சனியும் கேதுவும் இந்த அவர்களுக்கான இதுதான் அமைப்பு தான் ரொம்ப பாதிக்க பாதிப்படைய செய்யும் யார் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவும் இல்லாமல் இவர்களாகவே பிரச்சனையை தெளிப்பாங்க சரிங்களா இந்த கேது மூலத்தில் வருவதனால என்ன நடக்கும்னா உங்கள் குடும்ப உறவினர்களில் ஒருவர் யாரேனும் ஒருவர் மிக நெருங்கிய ஒருவர் அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் அப்படியே அழிந்து போகும் இதுக்கு என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க இந்த நிகழ்வு நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் ஏன்னா இது வெறும் ராசியை வைத்து மட்டுமே நான் சொல்கிறேன் ஆனால் எப்பொழுது அந்த கேதுங்கிறது வந்து மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ உலக அளவில் மல பல மாற்றங்களை அது ஏற்படுத்தும் அதாவது ஒரு விஷயத்தை அப்படி சிதைத்து தள்ளும் சரிங்களா அப்படின்னா உங்கள் உங்கள் ராசியில் வருவதால் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா உங்கள் மனது மனம் என்ன நினைக்கும் உங்கள் இப்போ கடந்த கால சிந்தனைகளை நீங்கள் அப்படியே வந்து க்ளீன் வாஷ் அவுட் பண்ணிட்டு போவீங்க இனிமேல் எனக்கு வேணாம் அப்படியெல்லாம் இருக்கும் உறவை அப்படியே அறுத்தெறிந்து விட்டு போவீர்கள் கேது பல மாற்றங்கள் அந்த மூலத்தை அந்த மூலம் என்ற நாலு பாதத்தை கடந் அந்த கடந்து முடிவதற்குள் இதை எல்லாமே செய்யுங்க ரீசர்ச்சில் இருக்காங்கல்ல ரீசர்ச்சில் இருக்காங்க திங்கிங் திங்க் பண்ணுற ஜாபில் ஒரு கற்பனை வளம்பட்ட சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை கற்பனை இந்த ரீசர்ச் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு விஷயத்தை அப்படியே அழிச்சிக்கிட்டே இருக்கணும் அழிச்சு அழிச்சு புதுசாக போனவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹையர் கிரேடுக்கு போக முடியும் அவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் காலகட்டம் இந்த வாழ்க்கையில் ஒரு வேண்டா வெறுப்பு தே ஆன்மீக அதீத ஆன்மீகம் நாட்டம் ஒரு துற தனிமையிலே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல நேரங்களில் இவங்களுக்கு தோன்றும் இந்த தனுசு ராஜிக்காரர்களுக்கு இந்த தனுசு என்பது வில்லும் அம்பும் கொண்ட ஒரு ஒரு ராசி தத்துவம் சரிங்களா அப்படின்னா என்ன இவர்கள் இவர்கள் எடுத்த இலக்கில் வந்து இவர்கள் நிப்பாட்டவே மாட்டாருங்க ஒரு வேகமாக அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி தத்துவம் இது எதிலையுமே போராடி வெற்றி கொள்ளும் ராசி தத்துவம் அவர்களுக்கு இந்த இந்த சனியும் கேதுவும் ராசியிலே ரெண்டு பல இடைஞ்சல்களை பல தடங்கல்களை கொடுக்கும் இதை இப்படி நான் சொல்வதற்கான காரணம் என்ன ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷமும் இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா சரிங்களா இவங்களுக்கு நிம்மதியே இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க புரியுது அப்படி இல்லை ஒரு கர்மா உங்களுக்கு செயல்படுது சரிங்களா இப்போ கர்மா உங்களுக்கு செயல்படுன்னா உங்கள் துரோகிகளையும் உங்களுக்கு எதிரான உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கெட்ட விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் இந்த சனியும் கேதுவும் வெளியில் காண்பித்து விட்டு போய்விடுவார்கள் அதுவும் இல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த சனியும் சனி எப்பொழுது பக்ரமாகிறதோ ஏன்னா கேதுவும் ஒரு பக்ரமா பக்ரகிரகம் இரண்டுமே ஒரே பாவத்தில் இந்த கேது உள் உள்நுழைந்ததுக்கப்புறம் சனி வக்ரமானதுக்கப்புறம் பலன் அப்போ தான் இந்த நெகட்டிவ் பலன்கள் வரும் எப்பயுமே இந்த நெகட்டிவ் பலன்கள் வராது அதுவும் இல்லாமல் குறிப்பாக சனியின் நட்சத்திரங்களான பூசம் உத் உத்திரத்தாரி கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொது பலனாக இந்த ஆறு நாட்கள் மாதம் இந்த ஆறு நாட்களில் இந்த ஆறு நட்சத்திரங்கள் நடக்கும் அன்று இவர்களுக்கு மனம் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலையோ இல்லை ஒரு வெறுப்பற்ற சூழ்நிலையோ இல்லை ஒரு பிரச்சனைக்குரிய நாளாகவோ அந்த நாள் அமையும் இந்த பிரச்சனை அதீதமாக எப்பொழுது இருக்கும் என்றால் சனி பக்ரம் ஆனவுடன் சரிங்களா உங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்னென்னா இதிகாச கேளுங்கள் இதிகாச கதைகளை கேளுங்கள் ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி ஒரு புராண கதைகளை கேளுங்க அப்படி இல்லைன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று நூல்களை நீங்கள் படிங்க சில பேர் இல்லைன்னா ஜோரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த பெரிய புராணம் இந்த நம்ம ஆழ்வார்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்க எவ்வளவோ இருக்குது சரிங்களா இதுதான் உங்களுக்கான பரிகாரம் நன்றி ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லட்சுமி ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது தனுசு ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி அதாவது ராசியிலேயே